குழந்தை வந்துருச்சு நினைக்கிறேன் எடுத்து பையனா பொண்ணான்னு பாருங்க சிஸ்டர் யா வெள்ள பையனி இன்னும் ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கு இன்னும் கொஞ்சம் தாமா புஷ் பண்ணு பாரு உச்சு என்ன வாயா போயா சொல்றாங்க உச்சு என்னால முடியல தாளை சமாளிக்க முடியல வலிய சமாளிக்க முடியல அது என்ன இன்ஜெக்ஷன் போடுங்க சிஸ்டர் முதல்ல போடுங்க சிஸ்டர் போடுங்க அவுச்சு வேணா அவுச்சு வேணா நீ என்ன சொன்ன அவுச்சு நேச்சுரலா பண்ண முடியல முடியல ஊசி எல்லாம் வேண்டாம் உன்னால பண்ண தாய் பெண் முடியாது அவுச்சு நீ ஒரு சிக்கப் பண்ண அவுச்சு மூடுற வாய தாய்மேன் நோய்மேன் வந்து அனுபவிச்சு பாடுற ஆம்பளை தடியா அவுச்சு அத காட்டுறேன் அவுச்சு இதை காட்டுறேன் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டேடா மகா பாவி ஏன் உடம்பு எங்க வேணா ஊசி போட்டுப்பேன் சிங்க பண்ணா நொங்க பண்ணா ஏன் இஷ்டம்டா எத்தனை ஊசியா எங்க வேணா போட்டுக்குவேன் உடம்பெல்லாம் போட்டுக்குவேன் போட சிஸ்டர் சிஸ்டர் ஊசி